வணக்கம் என் பெயர் கா ரோஷ்னி நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் அடுத்த திருவண்ணாமலை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் தாயிலிருந்து என் தலைமுறை தொடங்குகிறது சமுதாய மாற்றத்தை முறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது உலகில் உன்னதமான ஜீவன் ஒன்று ஒன்று என்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாயே என் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டும் அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்கிறார் ஔவையார் இப்படி சிறப்பு மிக்க அன்னையை புகழ்ந்து எனக்கு பிடித்த நம்ம பேச முன்வந்தது என்னுடைய நல்ல குணங்கள் அனைத்திற்கும் காரணம் என்னம்மா என்று பெருமையாக சொல்வேன் இருட்டறையில் இருந்த என்னை வெளிச்சவனம் தோட்டத்துக்கு கொண்டு வந்த தான் என் அம்மா சுருப்பிள்ளைத்தனமாக தவறு செஞ்சு விட்டாலும் பிறனை போல தண்டிக்காமல் சரியானதை சொல்லி புரிய வைப்பார் என் அம்மா சமைக்கும் அனைத்து அன்பையும் ஆரோக்கியம் கலந்து அதன் சுவையை இருப்பவர்கள் நானே சுவையாகவும் இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார் சோறு சூடாக இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவார் நான் பள்ளி செஞ்சு வரும்போது மழையில நனைஞ்சிட்டா ஏமா குடத்துக்கு போக கூடாதான்னு அப்பா கேட்பாரு ஏமா ஓரமா உதவி முன்னிட்டு மழை விட்டதும் வரக்கூடாதுன்னு நீ பாட்டு கேட்பாங்க உனக்கு அறிவே இல்லையான்னு அண்ணன் கேட்பான் ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா நனைஞ்ச தலையா மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெல்லாம் நான் நினைச்சு தவிட்டு விட்டு என்ன பாழா போன மழை என் பொண்ணு பள்ளிக்கூடம் சென்று வரும்போது தான் பெய்யணுமா மழையை திட்டுவாங்க ஆயிரம் சொந்தங்கள் உடன் இருந்தாலும் அம்மா உன்னை போன்ற அன்பு கொண்டு செல்ல யாரும் இல்லை இவ்வுலகில் இப்போ முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என் அம்மா தான் அதனால எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லவ் அம்மா தாயை போற்றி வீழணும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை முது எலும்போடைய பாடுபட்ட தன்னை நீ ஒரு தாளங்கள் நம்மை வளர்த்துக்கால் உன் கண்ணி தண்ணி வகையை ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்